வாழைப்பூ உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வாழைப்பூ ஒரு பாதி பூவில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த பூலாம் எடுத்திருக்கேன் அது வந்து இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது போல் வாழைப்பூ உள்ள இது மாதிரி வந்து உள்ளே இருக்கிறத வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணி இது போல் இந்த பூவில் இருக்கிற இது வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு மற்றதை வந்து நான் கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது போல் இந்த ஃப்ளாரில் இருக்கிற இந்த ஸ்டேமன் எடுத்துருங்க அப்புறம் இந்த ஒரு சின்ன ஒரு கவர் ஒன்று இருக்கும் அதுவும் எடுத்துருங்க மற்றதை நம்ம வந்து கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இதழெல்லாம் நம்ம பிரிக்கும் போது முதல்ல வர்றதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக சின்னதாகிடும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து எடுத்து நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணலாம் இது போல் வந்து நான் வந்து அதில் பாதி எடுத்திருக்கேன் இது உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வேண்டிய மசாலாக்கு கரம் மசாலா கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூளுக்கு தேவையான எண்ணெய் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஏன் நான் சர்க்கரை போடுறேன்னா இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை போடுறோம் இல்லை நீங்கள் வெல்லம் போடுறதுனாலும் பரவாயில்ல கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம போட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதை இதை வந்து நம்ம புழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் வருது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அதையும் வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட பின்னாடி வாழைப்பூ சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வேக வைக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் அது வேகட்டும் அப்பப்போ கலறி விடுங்க தண்ணி எல்லாம் சுண்டின பின்னாடி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது வாழைப்பூ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து எல்லாம் சுண்டிடுச்சு தண்ணியெல்லாம் நம்ம இப்போ வந்து கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வா வாழைப்பூ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது இது வந்து கேன்சர் ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் தடுக்கும் இன்னும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது யூட்ரஸ்க்கு நல்லது பிளட் ப்ரெஷர் டயபிட்டிஸ்லாம் வராமல் தடுக்கும் இன்னும் நிறையா வந்து இன்னும் மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து இதை துவர்க்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி எங்களோட சேனலில் வாழைப்பூ வடை இருக்குது முட்டை வாழைப்பூ ஆம்லெட் இருக்குது இது போல் வந்து இன்னும் நிறைய வந்து டிஷ்ஷஸ் வந்து நான் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்